Thank you. தமிழ் வராதா அவ்வளோ ஃபுல்லாக பேச வராது இங்கிலீஷில் கேட்க முடியுமா இங்கிலீஷில் கேட்க sir like when the conscious mind come, uh, always works on uh, future desires like uh, what is like uh, in future i'll attain this i want to go to this place or i'll have this when conscious mind keeps thinking about future desire how to handle it so you have to leave the தமிழில் சொல்கிற பற்றி ஒன்றும் இல்லைல்ல அதாவது ஃப்யூச்சரை பற்றி தான் வந்து ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு உங்கள் எட்டக்கூடிய ஃப்யூச்சராக இருக்கும் அதெல்லாம் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இங்கேருந்து இப்போ எந்த ஊர்லேருந்து வரீங்க மேங்களூர்னா மேங்களூர் மேங்களூருக்கு போகணும் மேங்களூருக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை அதுவும் நீங்கள் ஃப்யூச்சர் தான் நீங்கள் ஃப்யூச்சரில் தான் போகிறீங்க அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை அதை நீங்களே எடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு காம்ப்ளிகேட் தெரியாத ஒரு ஊருக்கு போகிறீங்க தெரியாத நபரை பார்க்குறீங்க அது எங்கே எப்படி போகுமோ எப்படி செய்யாதுன்னு சொன்னால் அந்த இதெல்லாம் போய் இப்படியே நீங்கள் ஒரி பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது டோட்டல் மைண்டு பார்த்துக்கிட்டோம்னு சொல்லி விட்டுருங்க டோட்டல் மைண்டு அது உங்களை கொட்டு போயிடும் உங்களுக்கு எட்டாததெல்லாம் அங்கே கொடுத்தா போதும் எட்டக்கூடிய ஃபியூச்சரெல்லாம் நீங்களே செய்யலாம் எடுத்துக்கலாம் தேங்க்யூ சார் ஓகே